ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டுமாக வெல்கம் டு ரொம்ப ஈஸி நான் உங்க முகமது ரியாஸ் ஏற்கனவே ஒரு வீடியோ ஐ பட்டன் எண்டு ஸ்கிரீனை பத்தி சொல்லியிருக்கிறேங்க நம்முடைய சேனலுக்கு அதிகமான வீடியோ வியூஸ் வர்றக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வர்றக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு எலிமெண்ட் தான் ஐ பட்டன் அப்புறம் எண்டு ஸ்கிரீன் அது நம்ம யூடியூப் ஸ்டுடியோவில் எப்படி கம்ப்யூட்டரில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத காமிக்க நான் இப்போ என்னுடைய இந்த கம்ப்யூட்டரில் காமிக்கிறேன் இதே மெத்தட் தான் நீங்கள் உங்கள் மொபைலில் செஞ்சாலும் கூகுள் குரோம் ப்ரௌசர் ப்ரௌசரில் டெஸ்க்டாப் மோடை எனேபிள் பண்ணி யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போய் நீங்கள் இதே செட்டிங்ஸை அதில் செஞ்சுக்க முடியும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பாருங்க இது யூடியூபுடைய ஹோம் பேஜில் இருக்கிறோம் இந்த ரைட் சைடில் என்னுடைய சேனலுடைய லோகோ இருக்குது இந்த லோகோ கிளிக் பண்ணேன்னு சொன்னால் ஒரு ட்ராப் டவுன் மெனு வரும் இதில் இங்கே இருக்கிறது இதுதான் யூடியூப் ஸ்டுடியோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஸ்டுடியோக்குள்ளே போயிடும் இப்போ அதை கிளிக் பண்ணிட்டேன் இந்த இடத்துக்கு வந்துட்டோம் இது வந்து சேனலுடைய டேஷ்போர்ட் இதில் டேஷ்போர்டில் இந்த லெஃப்ட் சைடு ரெண்டாவதாக வீடியோஸ்னு இருக்குது பாருங்கள் இதை போய் கிளிக் பண்ணோன்னு சொன்னால் வீடியோஸ் பேஜஸ்க்கு போகும் இப்போ நான் இதில் ரெண்டாவதாக போட்டிருக்கிற இந்த வீடியோவுக்கு தான் எண்டு ஸ்க்ரீனும் ஐ பட்டனும் போட போகிறேன் இப்போ இதை கிளிக் பண்ணிக்கிறேன் வீடியோ டீட்டெயில்ஸுங்கிற பேஜுக்குள்ளே போயிட்டேன் இதில் இங்கே டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் மற்ற மற்ற மற்றதெல்லாம் இருக்குது ஸ்டாண்டர்ட் டெஃபனிஷனா ஹை டெஃபனிஷனா என்னோட வீடியோ ஹை டெஃபனிஷன் ஃபோர் கேல இருக்குது பப்ளிக்கு பப்ளிக்கில் ஓப்பனில் இருக்குது பிளேலிஸ்ட்டுங்கிற இடத்துல ரெண்டு பிளேலிஸ்ட் போட்டுக்கிறேன் யூடியூப் டவுட்ஸு சேனல் விரைவாக வளர என்ன செய்ய வேண்டும் என்று ரெண்டையும் போட்டு டன் கொடுத்துட்டேன் அடுத்ததாக இருக்கிறதா எண்டு ஸ்க்ரீனுங்க இப்போ இந்த பென்சில் பட்டனை கிளிக் பண்ணேன்னு சொன்னால் இன்னொரு விண்டோ வருது பாருங்க இந்த விண்டோவில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் இங்கே கீழே பாருங்கள் என்னுடைய வீடியோவுடைய கடைசி இருபது செகண்ட் எந்த ஸ்கிரீன் வர்ற இடத்துக்கு தகுந்த மாதிரியே நான் இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பட்டன் வர இடத்துல ஒரு எழுத்து மேலையும் கீழே வந்து play click playlist to grow your channel அப்படின்னு ரெண்டுமே அங்கே அங்கே கஸ்டமைஸ்டாக வீடியோலையும் எழுதியிருக்கிறேன் என்னோட இமேஜையும் நான் ரைட் சைடு ஒரு ஓரமாக ஒதுக்கிட்டேன் ஏன்னா எண்டு ஸ்க்ரீனும் பட்டனும் இருபது செகண்டுக்கு வரக்கு தெரியாத மாதிரி பாருங்க இப்போ இதுல இம்போர்ட் ஃப்ரம் லேட்டஸ்ட் வீடியோ அப்படின்னு இருக்குது என்னோட எல்லா வீடியோலையும் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கனால கடைசியா லேட்டஸ்டா நான் என்ன யூஸ் பண்ணேனோ இதுவே நான் செலக்ட் பண்ணிக்குவேன் செலக்ட் பண்ணிட்டு இந்த கடைசியா இருக்கிற இதை இதை டெலிட் பண்ண இது ஒரு வீடியோ அதுக்கு பதிலாக எலிமெண்ட்ஸ்ல போய் பிளேலிஸ்ட் யூடியூபர்கள் சேனல் விரைவாக வளர அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட்டை இந்த இடத்துல எடுத்து வச்சுக்கிறேன் பதினோரு வீடியோ இருக்குது இந்த பிளேலிஸ்ட்ல அதை எடுத்து இந்த இடத்துல வச்சுக்கிறேன் இந்த இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது இவ்வளோதாங்க பதிமூணு நிமிஷம் இருபது செகண்ட்லேருந்து இந்த எண்டு ஸ்க்ரீனும் இந்த எண்டு ஸ்க்ரீனும் ப்ளே பட்டனும் என்னுடைய வீடியோவுடைய எண்டில் கடைசியில் ப்ளே ஆகும் இதை பார்க்குறவங்க நெக்ஸ்ட் வீடியோவுக்கு வேறு ஏதாவது யூடியூப் சஜஸ் சஜஸ்ட் பண்ணுற வீடியோக்கு போகாமல் இப்போ நான் இந்த எண்டு ஸ்க்ரீனில் காட்டுற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி என்னுடைய சேனலில் இருக்கிற இன்னொரு வீடியோவே பார்ப்பாங்க இன்னொரு பிளேலிஸ்டே பார்ப்பாங்க இதனால் எனக்கு வீடியோ வியூஸ் அதிகரிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிருக்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கடைசியாக எண்டு ஸ்க்ரீனில் வர அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பார்த்து கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைபரா கூட கன்வெர்ட் ஆயிடுவாரு ஓகே இப்போ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன் அடுத்தபடியாக கார்ட்ஸ் பார்க்க போகிறோம் கார்ட்ஸ் இங்கே இருக்குது இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுலேயும் இந்த மாதிரி இன்னொரு விண்டோ வந்துடும் நான் இப்போ கார்ட்ஸ் போடுறதுக்கு என் எந்தெந்த இடத்துல கார்ட்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி பாருங்க இப்படி நோட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஃபர்ஸ்ட் கார்டு வந்து டூ மினிட்ஸ் டுவெண்ட்டி செகண்ட்ஸில் கைன் மாஸ்டர் வீடியோன்னு வரணும் நான் ஃபர்ஸ்ட் இங்கே வந்து two minutes zero two two minutes twenty second two minutes twenty செகண்ட்ஸில் ஒரு பிளேலிஸ்ட்டை நான் இந்த இடத்துல ஆட் பண்ண போனேன் மொபைல்லேயே எடிட்டிங் செய்வது எப்படிங்கிற கைன் மாஸ்டருடைய பிளேலிஸ்ட்டு இங்கே ப்ளஸ் பண்ணிவிட்டு கைன் மாஸ்டர் டுட்டோரியல் இதை செலக்ட் பண்ணி இதில் கீழே கஸ்டம் மெசேஜ் ஆப்ஷனல் தான் edit with your smart phone மட்டும் போட்டுட்டு டிஷர்ட் எதுவும் கொடுக்கல இது வந்து முதல் முதல் கார்டு கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி ரெண்டாவது கார்டுக்கு இந்த இடத்துல வச்சு குக்கிங் வீடியோ ஒரு வீடியோ இந்த இடத்துல ஆட் பண்ண போகிறேன் ப்ளஸ் கார்டு கொடுக்குறேன் வீடியோ ப்ளஸ் பண்ணிட்டேன் குக்கிங் வீடியோ எடுப்பது எப்படி யூடியூபிற்கு குக்கிங் வீடியோ எடுப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு கார்டை இங்கே ஆட் பண்ணிட்டேன் இதுக்கு நான் எந்த கஸ்டம் மெசேஜும் டீஷர்ட் டெக்ஸ்ட்டு எதுவுமே சேர்த்துல அடுத்தபடியாக ரியா சமையலுங்கிற சர்ச் பண்ண இங்கே வந்திருக்குது சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் கே சப்ஸ்கிரைபர்ஸோட இது என் ஒய்ஃபுடைய சேனலு இந்த சேனல் எப்போவுமே அடுத்த சேனலுக்கு நீங்கள் லிங்க் கொடுக்கும்போது அதை பற்றின கஸ்டம் மெசேஜும் லிங்க்கும் கொடுக்குறோம் மை ஒய்ஃப் சேனல் இந்த இடத்துல சப்ஸ்கிரைப் மை ஒய்ஃப் சேனல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் இது மாதிரி நீங்கள் எங்கெங்கே வேணுமோ எத்தனை வேணுமோ அந்த அந்த இடத்துல நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க இந்த டைமிங் எல்லாம் நான் எதை வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் முதலே வீடியோலாம் பாருங்கள் ஐ பட்டனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இடங்களை முதல்ல குறிச்சு வச்சுக்கிட்டேன் அந்த குறிச்சு வச்ச டைமில் கரெக்டாக ஐ பட்டனையும் நான் வந்து மேட்ச் பண்ணிக்கிறேன் டைமிங் மேட்ச் பண்ணிக்கிறேன் இவ்வளோதாங்க இந்த மாதிரி யூடியூப் சம்மந்தமான டிப்ஸ் அண்ட் டிப்ஸுகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்